ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் we're Varna from Sirumugai Coimbatore district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பிளெயின் வெரைட்டிஸில் இருக்கக்கூடிய பியூர் சில்க் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க வாங்க ஒவ்வொரு சாரியை நம்ம பார்த்துடலாம் அதில் ஃபஸ்ட்டு சாரியுடைய நம்பர் த்ரீ டபுள் எயிட் சாரியுடைய நம்பர் த்ரீ டபுள் எயிட்டுங்க வார்ப்பு வெஃப்ட் ரெண்டு சைடுமே நம்ம பியூர் சில்க் த்ரெட் வச்சு கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு சாரீ கூடயும் கட்டாயம் சில்க் மார்க் டேக் வந்துடுங்க தாராளமாக நீங்கள் சாரீ வாங்கினதுக்கப்புறம் கூட வீட்லேயே ஈஸியாக சிம்பிளாக செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம் அந்த செக் பண்ணுறதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் வீடியோ நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க அதை யூஸ் பண்ணி கூட அந்த வீடியோ பார்த்து நீங்கள் வீட்லேயே செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு சாரீ நீங்கள் த்ரீ டபுள் எயிட் பார்த்துட்ருக்கீங்க இது வந்து ஒரு double shade colour pinkish orange அதில் ஆரஞ்சு தான் அதிகமாக இருக்கும் பிங்க் கலர் வந்து மைல்டாக இருக்கும் டாப் அண்ட் பாட்டமில் உங்களுக்கு இந்த த்ரீ ஸ்ட்ரைப்ஸ் லைன் வந்துடுது கோல்டு டெஸ்டட் ஜரியில் அண்ட் பல்லுவும் உங்களுக்கு வந்து டிசைன் வந்துடுது அதாவது ஜரி ஒர்க்கில் வந்துடுதுங்க body of sari and blouse வந்து உங்களுக்கு பிளெயினாக வருது பல்லு மட்டும் வந்து ஜரி ஒர்க்கோட வருது டாப் அண்ட் பாட்டமில் த்ரீ லைன்ஸ் வருதுங்க ஸோ இந்த பேட்டர்னுடைய ப்ரைஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த வீடியோவில் நம்ம ஆஸ் யூஷுவல் த்ரீ பேட்டர்ன்ஸ் தாங்க பிளெயின் அப்படின்னு வரும்போது நம்ம த்ரீ பேட்டர்ன்ஸ் தான் இப்போ மேக் பண்ணிகிட்டு இருந்தோம் ஃபுல் பிளெயின் வந்து இப்போ நம்ம பண்ணுறதில்ல ஒன்லி இந்த மாதிரி இந்த த்ரீ பேட்டர்ன்ஸில் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த த்ரீ பேட்டர்ன்ஸ் தான் இப்போ நம்ம ரன்னிங்கில் இருக்கக்கூடியதுங்க ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியது அதில் இப்போ பார்த்துட்டு இருக்க ஃபஸ்ட்டு பேட்டர்னுடைய price five thousand four hundred with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு கிடைக்கும் second sari three eighty nine body of sari pink colour இது வந்து ஆனியன் பிங்க்லேயே கொஞ்சம் டார்க்காக இருக்குங்க sari number three nine zero இதுவும் ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் தான் நான் செகண்ட் பேட்டர்ன் வரும்போது உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்குமே இந்த சாரீ பார்க்கும்போதே தெரியுங்க கண்டிப்பாக நம்ம சேனலை ரெகுலராக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நம்ம கஸ்டமர்ஸாக இருக்கீங்க ஆல்ரெடி இந்த அப்டேட்ஸ் எல்லாம் தெரியும் அப்படின்னா உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் சொல்ல தேவையில்லை நியூ கஸ்டமர்ஸ் வந்து நிறைய டெய்லியுமே வந்து ஒவ்வொரு கஸ்டமர்ஸாக வந்து ஆட் ஆகிட்டே இருக்காங்க பார்த்துட்டே இருக்காங்க அண்ட் பை பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எல்லா வீடியோலையும் நான் ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்குங்க sari number three nine zero இது வந்து சில்வர் கிரே கலரில் இருக்குது five thousand four hundred rupees prepayment option இருக்குங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்குது இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் ஆல்சோ அவைலபிளாக இருக்குது ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது சாரியோடைய ப்ரைஸு ஃபைவ் தௌசண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்னா இந்த சாரீ வேணும்னா ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும் இந்தியாக்குள்ளே எங்கே சென்ட் பண்ண நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கில் சென்ட் பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் புக் பண்ணுறீங்க பிஃபோர் ஃபைவ் பிஎம் நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சாரியுடைய பார்சல் நம்ம எப்போ டிஸ்பேச் பண்ணுவோன்னா நெக்ஸ்ட் டே ஈவினிங்கு இதே சாட்டர்டேவாக இருந்ததுன்னா இப்போ இன்றைக்கி சாட்டர்டே இன்றைக்கி புக்கிங் நடந்துச்சு அப்படின்னா அதோடைய டிஸ்பேச் வந்து மண்டே ஈவினிங் தாங்க இருக்கும் ஏன்னா சண்டே வந்து ஹாலிடே கொரியர் சர்வீஸ் இருக்காது ஸோ சாட்டர்டே புக் ஆகிறது மண்டேவும் மற்ற டேஸில் புக் ஆகிறது வந்து நெக்ஸ்ட் டே ஈவினிங்கும் வந்து டிஸ்பேச் ஆகுங்க இப்போ பார்க்குற sari number three nine one elephant grey கலரில் இருக்குது five thousand four hundred sari number three nine two இது வந்து பார்த்துட்டிங்க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 ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வந்து எந்த ரிப்ளையுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு புக் பண்ண ஆர்டரை நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்து யார் கேட்டிருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம ப்ரொசீட் பண்ணிடுவோங்க sari number three nine four கலர்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு லைட் ப்ளூ கலரில் வருது five thousand four hundred rupees sari number three nine five இது வந்து டார்க் ப்ளூ கலர் இதுமே five thousand four hundred rupees தான் ஸோ திரும்பவும் சொல்கிறேங்க உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வேணும்னா மட்டுமே புக் பண்ண சொல்லுங்கள் ஏன்னா யாருக்கு அந்த சேரீ வேணுமோ அந்த சேரீ வந்து அவங்களுக்கு போய் சேரணும்னு நாங்களும் விருப்பப்படுறோம் வேணுங்கிறவங்களும் விருப்பப்படுவாங்க ஸோ இடையில வந்து புக் பண்ணிவிட்டு வேணாம் இல்லை புக் பண்ணிவிட்டு லேட்டாக ரிப்ளை பண்ணீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து மற்ற கஸ்டமர்ஸ்க்கு வந்து என்ன பண்ண முடியாதுன்னா ரிப்ளை பண்ணுறது சிரமமாக இருக்கும் ஏன்னா அவங்க கேட்குறாங்க எங்கள் நான் பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் ஏன் எனக்கு ஃபார்வேர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு நிறையா பேர் வந்து கேட்குறாங்க ஸோ நம்ம வந்து என்னென்னா இமீடியட் பேமெண்ட்டுக்காக எப்போவுமே யாரையுமே நான் வந்து கேட்டதே இல்லைங்க எங்களுக்கு வேணுங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபர்மேஷன் ஸோ அதே மாதிரி இமீடியட் பேமெண்ட் பண்ண வேணும் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து த்ரீ தேர்ட்டி பிஎம்க்கு வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போ புக் பண்ணுற சாரீ வந்து நீங்கள் ஒரு ஃபைவ் சிக்ஸ் வரைக்கும் கூட தாராளமாக எடுத்துக்கலாம் நீங்கள் பே பண்ணுறதுக்கு ஸோ இமீடியட்டாக ஆன் டைமில் பண்ணணுங்கிறது இல்லை ஒரு one or two hour time எடுத்துகிட்டு நீங்கள் பே பண்ணிங்கனாலும் ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் one day or two day இப்படியெல்லாம் ஹோல்டு பண்ண சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹோல்டு பண்ண முடியாதுங்க ஸோ அதை தான் நம்ம வந்து சொல்கிறோம் ரொம்ப நேரம் வந்து சரி வந்து ஹோல்டு பண்ண முடியாதுங்க அப்படின்ட்டு ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் உங்களால் எப்போ பே பண்ண முடியுதோ அப்போ நீங்கள் பே பண்ணிடலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து violet colour sari number three nine சிக்ஸுங்க five thousand four hundred rupees next sari number three nine seven இது வந்து செகண்ட் பேட்டர்ன் சாரி இதில் என்ன அப்படின்னா டாப் அண்ட் பாட்டம் த்ரீ லைன்ஸும் வரும் பல்லுலையும் ஜரி ஒர்க்கு வரும் அது போக பா பாடியிலையுமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரைப் லைன் வரும் சம் கேப் விட்டு விட்டு உங்களுக்கு வந்து அந்த லைன் வந்து வந்துடும் இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ்லேயுமே அந்த லைன் வரும் ஸோ இப்போ இந்த சாரியெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வேணும் அப்படின்னா ப்ளவுஸ் கட் பண்ணலாம் இல்லை அப்படின்னா இது அப்படியே நீங்கள் சாரீக்காக யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கெல்லாம் மேட்ச் பண்ணி கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்து இருந்தது அப்படின்னா நீங்கள் மேட்ச்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 எல்லாமே கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கக்கூடிய சாரீஸுங்கிறதுனால கட்டாயம் ஹேண்ட்லூம் மார்க்ஸோட தாங்க வரும் அண்ட் இதெல்லாம் pure silk so pure silk ஏற்ற டெக்ஸ்டரோடு இருக்கும் த்ரீ ப்ளை த்ரெட் ஒர்க்குங்கிறதுனால வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குங்க தின்னாக தான் இருக்கும் கலரை பொறுத்த வரைக்கும் வீடியோ ஃபோட்டோ ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது olive green light colour sari number three double nine five thousand six hundred suppose உங்களுக்கு வந்து ஷாப்பில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் யூடியூப்பில் போட்ட கலெக்ஷன்ஸ் இல்லாமல் ஷாப்பில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கலெக்ஷன்ஸ்னால் இருக்கக்கூடிய ஐநூறு ஆயிரம் சேரீகளை காட்ட முடியாதுங்க பர்டிகுலராக இந்த மாதிரி பார்டர்லெஸ்டில் இல்லை ஜரி பார்டரில் இல்லை கான்ட்ராஸ்டில் இல்லை பிளெயினில் இந்த மாதிரி பர்டிகுலரான கலெக்ஷன்ஸ் மட்டும் நீங்கள் வந்து ஷாப்பில் இருக்கிறத பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கஸ்டமர் கேர் நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வீடியோ காலில் வந்து கூட பார்த்துக்கலாங்க செலக்ட் பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் sari number four hundred five thousand six hundred rupees இது வந்து ப்ளூ இந்த ப்ளூமே வந்து உங்களுக்கு டபுள் ஷேட் மாதிரி வரும் ஏன்னா வயலட்டு அண்ட் ராயல் ப்ளூ மிக்சிங்கில் இருக்கிறதுனால டபுள் ஷேடு வருதுங்க sari number four zero one அதே மாதிரி நீங்கள் புக் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு டைம் வந்து உங்களுக்கு புக் பண்ணும்போது கண்டிப்பாக நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நான் புக் பண்ணுவேன் ஏன்னா நெக்ஸ்ட் டைமும் திருப்பி அதே தப்பு நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்குள்ள கண்டிப்பாக வந்து நான் வந்து அவேராக தான் இருப்பேன் ஸோ அதனால் நீங்கள் ஒரு தடவை நீங்கள் புக் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் புக் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வேணுமா கண்டிப்பாக நீங்கள் பே பண்ணிடுவீங்களா அப்படின்னு கேட்டு தாங்க நான் புக் பண்ணுவேன் சம்டைம்ஸ் புக் பண்ணாமல் போகிறதுக்கும் கூட நிறைய சான்சஸ் இருக்குது ஏன்னா அகெயின் சேம் திங் வந்து நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் புக் பண்ணாமல் போகிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குங்க sari number four zero one இது வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் பீகாக் க்ரீன் கலரில் இருக்குங்க டபுள் டோனு தான் வருது இதுவுமே five thousand six hundred rupees next sari sari number four zero two இது வந்து லாவெண்டர் கலர் இதில் வந்து பாடி ஆஃப் சாரீ வந்து பிளெயினாக இருக்கும் பல்லுவன் ப்ளவுஸ் வந்து ஜரி ஒர்க் இருக்குது பல்லு என்ன ஒர்க்கோ அதே மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் இது இந்த கலர் வந்து ஆல்ரெடி லாஸ்ட் டைமே நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்போ நிறைய பேர் வந்து என்கொயரி பண்ணியிருந்தீங்க ஸோ நிறைய பேர் என்கொயரி பண்ணியிருந்ததுனால இப்போ இந்த கலரில் ஒரு ரெண்டு பீஸ் வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம் ஸோ ரெண்டு பீஸ் தாங்க அவைலபிளாக இருக்குது ஃபஸ்ட்டு யார் ரெண்டு பேர் வந்து இந்த சாரீ புக் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மேக்ஸிமம் இந்த சாரீ கிடைக்குங்க five thousand eight hundred rupees சாரியுடைய price five thousand eight hundred இந்த சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு சில்க் மார்க் ஸ்டிக்கரோட தாங்க வருது ஸோ மறந்துடாதீங்க இந்த சாரீஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ண சொல்லலாம் அண்ட் இன்னொரு விஷயம் ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு எங்கள் ரிப்ளைக்காக வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எங்கள்கிட்ட ரிப்ளை வரும் ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க ஸோ இந்த சில்க் மார்க் ஸ்டிக்கரோட தான் உங்களுக்கு இந்த சாரீஸ் எல்லாமே வருது இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா வர்ணாங்கிற நேம் வருங்க பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்